நண்பன் படம் பாரிசாலனை பரசுராமனாக முன்னறிவிக்கவென்றே தயாரிக்கப்பட்ட படம் அது ஏன் பிரச்சனைடா மைராண்டி உனக்கு என்ன பிரச்சனை இதுல வணக்கம் இது அரண்சை நான் தேவா பாஸ்கர் பார்கவ குல முன்னேற்ற சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க அந்த அறிக்கையில இருந்து இந்த வீடியோவை தொடங்கினா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் வட்டம் பழைய கன்னிவாடி கிராமத்தைச் சேர்ந்த திரு இளங்கோ திருமதி தமிழ்ச்செல்வி ஆகியோரின் புதல்வர் திரு இ தினேஷ்குமார் என்கிற பாரிசாலனும் அவரின் மனைவி திருமதி ஜோவானி வெரோனிகாவும் தமிழர்கள் இல்லை என்றும் குறிப்பாக பாரிசாலன் ஒரு நத்தமார் உடையார் இல்லை என்றும் ஒரு சிலர் திட்டமிட்டு பரப்பி வருகிறார்கள் என்று நாங்கள் அறிந்தோம் திரு பாரிசாலனும் அவரது மனைவி திருமதி ஜோவானி வெரோனிகாவும் பார்கவக்குல நத்தமார் உடையார் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் என்பதை பார்கவக்குல முன்னேற்ற சங்கம் உறுதிப்படுத்துகிறது நம் சமூக மக்களின் வளர்ச்சியின் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் வேண்டுமென்றே இத்தகைய அவதூறுகளில் ஈடுபடுகிறார்கள் திட்டமிட்ட அவதூறு பிரச்சாரத்தை யாரும் நம்ப வேண்டாம் அன்புடன் எஸ் எஸ் வெங்கடேசன் தலைவர் பார்கவ குல முன்னேற்ற சங்கம் ஓரளவுக்கு என்ன இஷ்யூ பத்தி பேச போறோன்றதை நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க பாரிசாலன் தமிழர் கிடையாதுன்னு திட்டமிட்டு சில நபர்கள் வதந்தி பரப்பிட்டு வராங்க அவர் வந்து நத்தமார் உடையார் சமூகத்தை சேர்ந்தவர் இல்லை அவர் வந்து தமிழ் சாதியை சேர்ந்தவர் இல்லைன்றத தொடர்ச்சியாக சிலர் திட்டமிட்டு அவதூறுகளை சமூக வலைதளங்களை பரப்பிட்டு வராங்கன்னு சொல்லி அவருக்கு ஆதரவாக பாரிசாலன் தமிழர் தான் தமிழ் சாதியை சேர்ந்தவர் தான் சொல்லி ஒரு சாதிய சங்கம் வந்து அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க பாரிசாலனை யார் கார்னர் பண்ணுது யார் அவருக்கு எதிராக இப்படியான அவதூறு பரப்பிட்டு இருக்கிறது என்ன சண்டை அப்படின்றத அந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த சண்டை அப்படின்றது ஏறக்குறைய ஒரு இரண்டு மூன்று மாதங்களாவே நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டே தான் இருக்கும் பாரிசாலனுடைய பழைய சேனல் செங்கோல்னு ஒரு சேனல் வச்சிருந்தாரு அதுலயும் இது தொடர்பாக வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருந்தாரு இப்போ வல்லல்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காரு அதுலயும் இந்த வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்காரு முதல்ல பாரிசாலன் பத்தி நம்ம பார்க்கணும் அப்படின்னா சாதியின் வழியாக தமிழ் தேசியம் குடிவழி தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு புது கான்செப்ட தமிழ் தேசியத்துல அறிமுகப்படுத்தின நபர் வந்து பாரிசாலன் அதற்கு முன்னாடி தமிழ் தேசியம் தொடர்பாக பல்வேறு டிஸ்கஷன்ஸ் நடந்துட்டு இருந்தது தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும் அப்படின்ற அந்த குரல் அப்படின்றது எல்லாம் தமிழகத்துல முன்னாடியே இருந்த ஒரு குரல் தான் ஆனா ஒரு நபரை வந்து இவர் வந்து தெலுங்கர் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்துறது இந்த நபர் வந்து தெலுங்கு சமுதாயத்தை சேர்ந்தவர் தெலுங்கர்கள் வந்து வந்தேரிகள் தெலுங்கர்கள் எதிரின்ற அளவு தமிழ்நாட்டில் ஒரு ஒரு பாலிடிக்ஸை ஒரு ட்ரெண்டை செட் பண்ண நபர்னா பாரிசாலன சொல்லலாம் பாரிசாலனை வந்து நிறைய அண்டர் எஸ்டிமேட் எல்லாம் பண்ணுவாங்க நம்ம அந்த மாதிரி அவரை குறைத்தலாம் மதிப்பிடல அவர் பேசுற கருத்துல அவர் வந்து ரொம்ப அந்த வாத திறமையால ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு பலம் பொருந்திய ஒரு நபர் தான் அவர் அவர் அவருடைய கருத்துல இருந்து பல்வேறு விஷயங்கள் அணுகுவாரு பல்வேறு பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வைப்பாரு ஒரு படமா இருந்தாலும் சரி அதுல ஒரு தமிழ் தேசிய குடிவழி தமிழ் தேசியம் பேசுகிற ஒரு நபரினுடைய இருந்து பேசுவார் நாம் தமிழர் கட்சியில அவர் சேர்ந்த பிறகுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு பாப்புலாரிட்டி அவருக்கு கிடைச்சது தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் இலும் என்னுடைய ரோல் என்னவா இருக்கு இலும் நாட்டிஸ் எவ்வளோ பிரச்சனையை மா பண்ணிட்டு இருக்காங்க இலும் நாட்டிஸ் என்னென்ன திட்டங்களை செயல்பட்டு இருக்காங்க பெரியார் ஒரு இலும் நாட்டி குடிவழி தமிழ் தேசியம் யார் பேசினாலும் இப்போ ரொம்ப ரீசெண்டா அப்படி கார்னர் செய்யப்பட்ட நபர்னா விஷன் அவர்களை சொல்லலாம் கலாட்டால முன்னாடி ஆங்கரா இருந்தார் பொலிட்டிக்கல் ஆங்கரா இருந்தவர் இப்போ விசில் அப்படிங்கிற ஒரு சேனல்ல பயணம் செஞ்சுட்டு இருக்காரு விஷனை வந்து ஒரு மலையாளின்னு சொன்னதா இருக்கலாம் இப்படி தமிழ்நாட்டுல பலரை உடனடியாக தெலுங்கர் மலையாளி வந்தேரி அப்படின்னு சொல்லி ஒரு புது வழி தமிழ் தேசியத்தினுடைய முகமாக தான் பாரிசாலன் பார்க்கப்படுறாரு அதுக்கு முன்னாடி வந்து இலும் இதுதான் அவருடைய முதல்ல ரோல் அவர் இலும் நாட்டி தொடர்பாக பல்வேறு விஷயங்களை பேசி தமிழகத்துல அதிகமாக பிரபலம் அடைந்த நபர்ல பாரிசாலன் ஒரு முக்கியமான நபர் எந்த அளவுக்கு ப்ராப்ளம் அப்படின்னா அவர் நாம் தமிழர் கட்சியில பயணம் செஞ்சுட்டு இருந்தாரு அதை வந்து சீமானுக்கே கொண்டு போய் அந்த கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் இருக்கிற சீமான் ஒரு நேர்காணல் போகும் பொழுது பல்வேறு எல்லாம் எடுத்துட்டு போய் பாருங்க இங்க பாருங்க அவங்க இந்த மாதிரி சிம்பிள் வச்சிருக்காங்க அவரும் வச்சிருக்காரு அமெரிக்கால இருக்க ஒரு நபர் வச்சிருக்காரு ரஜினி வச்சிருக்காரு ரெண்டு பேரும் இலுமினாட்டி தான் தம்பி இலுமினாட்டியோட சதி நடக்குதுன்னு சீமானுக்கே விபூதி அடிச்ச நபர் தான் நம்ம பாரிசாலன் இல்ல சீமான் அளவுக்கு சீமான் போன்ற நபரே இன்ஃபுளுன்ஸ் செய்யக்கூடிய ஒரு நபராக தான் பாரிசாலன் இருந்தார் சோ இவருக்கு எதிராக யார் செயல்பட்டு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரிசாலனுடைய குரு பாரிசாலன் யாருக்கிட்ட இந்த குடிவழி தமிழ் தேசியம் இல்ல இப்படி அஹ் குறியீடுகள் அங்க ஒரு போஸ்டர்ஸ்லேயே இப்போ சினிமா போஸ்டர் தான் அதுல எத்தனை குறியீடு இருக்கு இலுமினாட்டிஸ் என்னென்ன திட்டங்களை செயல்படுத்த முயற்சித்துட்டு இருக்காங்க இப்படி எப்படி தொடர்ச்சியாக சிக்னல்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க தமிழ் சமுதாயம் எப்படி இதை பார்த்து கண்டும் காணாம இருக்கு இது தமிழ் சமுதாயத்துக்கு நான் எடுத்து சொல்றேன்னு இன்னைக்கு பாரிசாலன் பேசுன எல்லா விஷயத்துக்கும் குருவாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த நபர் தான் பாரிசாரன் தமிழர் கிடையாது பாரிசாரன் தமிழரே கிடையாது அப்படிங்கிற அந்த விஷயத்தை இன்னைக்கு பரப்பிட்டு இன்னைக்கு பாரிசாரனுடைய சமூகம் இன்னைக்கு வந்துட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்கன்னா அதற்கு காரணம் அவருடைய குரு அவர் இவ்வளவு நாள் தொழிலை கத்துக்கிட்டு அந்த இடத்துல தான் இந்த பிரச்சனை வந்து ஏற்பட்டிருக்கு ரெண்டு பேருக்கு என்ன சண்டை அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லை ஏதோ ஒரு சின்ன வாக்கா தகவல் மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையில தான் பாரிசாரனுக்கு எதிராக திரும்பி பாரிசாரனுடைய பர்சனல் வாழ்க்கைக்குள்ள போய் பாரிசாலன் தமிழரே கிடையாது நான் அப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை தெரிவிச்சிருக்காரு அந்த நம்பர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் சிந்தனையாளர் பேரவை அப்படிங்கிற ஒரு சேனல் இருக்கு யூடியூப்ல நீங்க போய் அந்த சேனல் எல்லாரும் கண்டிப்பா பார்க்கணும்னு நான் சஜஸ்ட் பண்றேன் தமிழ் சிந்தனையாளர் பேரவை பாண்டியன் அவருடைய பேர் வந்து பாண்டியன் அவர் வந்து தன்னை ஒரு ஆய்வாளர்னு கிளைம் பண்ணிக்கிறாரு என்ன ஆய்வு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மாதிரி கண்மூடித்தனமா ஒரு ஆய்வுன்னு அவர் சொல்றாரு அது எப்படி இவ்வளவு பேர் பார்த்துட்டு இருந்தாங்க எப்படி இவர் இவ்வளவு நாள் எல்லாரும் கண்டுக்காம விட்டாங்கன்ற அதிர்ச்சி தான் நமக்கு ஏற்படுது இஷ்டத்துக்கு ஒரு ஆய்வுங்க என்ன வேணா ஒரு ஆய்வு இப்போ எனக்கு முன்னாடி இந்த கேமராவை எடுத்துட்டு இருக்க நபர் வந்து அவர் அஜித் அவர் வந்து குள்ளமா இருக்காரு அப்படின்னா இங்க பாத்தீங்களா இவர் குள்ளமா இருக்காரு அமெரிக்கால அந்த நாட்டியோட தம்பி குள்ளமா இருப்பான் இந்த குள்ளமா இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் குள்ளமாக்க போறாங்க இப்படி இந்த மாதிரி இஷ்டத்துக்கு நீங்க வந்து ஒரு ஃபன்னா நீங்க பார்த்து சிரிக்கணும் அப்படின்னா பயங்கரமா என்னென்னமோ சொல்லலாம் அவருடைய வீடியோல சில திருப்புகள்லாம் நம்ம எடுத்துட்டு போடுறோம் அதெல்லாம் நீங்களே கேளுங்க விஜய் போல தானும் பரசுராமன் தான் என்று காட்டத்தானோ நண்பன் படம் பாரிசாலனை பரசுராமனாக முன்னறிவிக்கவென்றே தயாரிக்கப்பட்ட படம் வைரஸ் என்று மாணவர்களால் நக்கல் செய்யப்பட்ட பாத்திரம் இந்திய பிரதமரான மோடிதான் செங்கோல் சின்னத்தை பாருங்க செங்கோலில் பேனா எதற்கு இந்த பேனா வைரஸ் பாரிக்கு கொடுத்த பேனாவைத்தான் குறிக்கிறது இவை சொல்லும் ரகசியம் என்னவென்றால் செங்கோல் டிவியை ஃபண்டிங் செய்வது மோடியின் ஆர் எஸ் எஸ் தான் கர்நாடக மலைக்குயவனாகிய பாரிசாலன் வள்ளல் மீடியா என்ற புதிய சன்னலை தொடங்கியுள்ளான் சோ இப்படி ஆய்வாளர்ன்ற பேர்ல இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுட்டு இதுனா இதுதான் வந்து என்னுடைய ஆய்வு இதுதான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கு பரசுராம் அது இதுன்னு ஒரு போலியாக இங்க வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி மக்கள் வந்து மக்களை பீதிக்கு உள்ளாக்கி இப்படி ஒரு ஃபியர் மாங்கரிங் தான் தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருக்காரு ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா பாரிசாலன் வந்து சொல்லுவார்ல மலம பித்தா பித்தா தே பாட்டுல வந்து பாரிசாலன் விஷயங்களை ஐடென்டிஃபை பண்ணிருப்பாரு என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அந்த பாட்டு லிரிக்ஸ்ல என்னென்ன சொல்லியிருக்கு மாட்டி ஸ்கூட்டி பியூட்டி ஈட்டி அதில் ஈட்டி வச்சு தமிழர்களை ஏற்றினதாக தான் அந்த பாட்டில் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்கன்ற அப்படி ஒரு அரிய கண்டுபிடிப்பு வந்து அவர் கண்டுபிடிச்சிருந்தாரு அதற்கெல்லாம் முன்னோடி இதற்கெல்லாம் தந்தையாக தான் பாண்டியன் வந்திருக்காரு இப்ப என்ன பண்ணியிருக்காரு பாண்டியன் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனையை முன் வச்சு பாயசானம் மொத்தமா காலி பண்ணிட்டாரு பாரிசானுடைய செங்கோல் சேனல்ல பாரிசானுக்கு எதிராக ஆட்களை திருப்பி அவர் பிரபாகரன் தொடர்பாக போட்ட வீடியோலாம் லாக் பண்ணி அதுக்கு ரிப்போர்ட் அடிச்சு அந்த சேனலே முடக்கப்பட்டுடுச்சு அதுக்கப்புறம் பாரிசாலன் வேற ஒரு சேனல் ஆரம்பிக்கிறாரு அதுலேயும் வந்து பாரிசாலன் வந்து இப்படிலாம் வந்து திரும்ப அவர் வந்து ஒரு நவீன பரசுராம ஒரு தமிழர்களை அழிக்க வந்த பிராமணர்களாலும் தெலுங்குகளாலும் இயக்கப்படக்கூடிய ஒரு சக்தி தான் பாரிசாலன் அவர் தமிழரே கிடையாதுன்னு அவர் இவ்வளவு நாள் யாரெல்லாம் வெறுப்பேற்றிட்டு இருந்தாரோ என்னெல்லாம் சொல்லி மற்றவர்களை கொச்சப்படுத்திட்டு இருந்தாரோ ஒரு ஐடென்டிட்டியை எப்படி அவர் முன்னாடி உட்காந்து நீ தெலுங்கன் தான் நீ மலையாளி தான் நீ அப்படிதான் பேசுவோம்னு சொல்லி வெளியே இருந்து பேசுனது எல்லாம் இன்னைக்கு அவருக்கே திருப்பி அவங்க குருவே வந்து அடிச்சிருக்காரு அவர் எந்த அளவுக்கு பர்சனலாக போயிட்டாருன்னா பாரிசாலனுடைய திருமணம் அது தமிழ் முறைப்படி நடந்ததுன்னு சொல்லி பாரிசாலன் சொல்லியிருந்தாரு அந்த பாரிசாலனுடைய அவருடைய மேரேஜ் வீடியோ பாரிசாலனுடைய மனைவி பாரிசாலனுடைய குடும்பம் பாரிசாலனுடைய வாழ்க்கை பாரிசாலனுடைய எல்லாமே அவரோட இன்ன டவுட்ஸ் எல்லாத்தையுமே வச்சு நிறுவுவார் புதுசு புதுசாக வந்து ஒரு தீரியை கண்டுபிடிச்சு நிறுவார் பாக்குறதுக்குலாம் செம்ம காமெடியாக இருந்தது எப்படி இருக்கும்னா நீங்கள் ஒரு ஃபன்னாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா இப்படிலாம் பேசுவீங்களா இப்படிலாம் இருக்குமா இப்படிலாம் நடந்துட்டு இருக்கா ஃபார் எக்ஸாம்பிள் பப்ஜி மதன் அப்படின்ற ஒரு நபர் வந்து சிக்கனார் தமிழக காவல்துறையிட்ட அவர் பேசின ஆபாசமான அந்த பேச்சுக்கள் எல்லாத்தையும் அப்பதான் சமுதாயத்தில் ஒரு இப்படி நடந்துட்டு இருக்கான்றத எல்லாரும் யோசிச்சாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு இயங்கிட்டு இருக்கிற ஒரு குரூப் தான் இவங்களும் இப்படிலாம் ஒருத்தங்க இருக்காங்களா இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்களா அப்படின்னு அவ்வளவு பிற்போக்கான கருத்துக்களை சம்மந்தம் சம்மந்தம் இல்லாம இஷ்டத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு குறியீடு இருக்கு எல்லாமே இங்க வந்து மக்களை வந்து ஏதோ பண்ண போறாங்க மக்களை வந்து அழிக்க போறாங்க ரஜினிகாந்த் பின்னாடி அவரு இருக்கார் ரஜினிகாந்த் ஒரு illuminati Vijayakanth illuminati Vijay illuminati அவரை இயக்கிறது இவரு இவரை இயக்கிறது அவரு எல்லாரும் சேர்ந்து தமிழர்களை அடிமையாக்க போறாங்க தமிழர்கள் அடிமையானதுக்கு காரணம் இவர்கள் தான் ஏன்னா தமிழர்கள் வந்து அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்கன்னு இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுருக்காங்க ரொம்ப கிட்டத்தட்ட அதெல்லாம் கேட்டு நீங்க வெடிச்சு சிரிக்கலாம் அந்த அளவுக்கு செம்ம காமெடியா இருக்கும் எல்லாமே இன்னும் முக்கியமா சில விஷயங்களை குறிப்பிடணும்னா பாரிசாலன் வந்து ஒரு இடத்துல வட இந்திய ஒரு பைக்கை சர்வீஸ் விடுவாரு சர்வீஸ் விட்டு அதை எடுக்கிற இடத்துல ஏதோ பிரச்சனை நடந்துடும் இந்த எல்லாம் அவர் தாக்கிட்டாங்க தாக்கும் போது வெளியே இருந்து வீடியோ போட்டிருப்பாரு தமிழ்நாட்டில் வந்து கடை வச்சு என்ன போட்டு அடிச்சிட்டானுங்க தமிழர்கள்லாம் வரீங்களா இல்லையான்னு கேட்டாங்க அப்புறம் அதில் அரசெல்லாம் ஆனார் அவர் இதை வந்து அன்னியனில் இருக்க படத்தோட அதை கம்பேர் பண்ணி அன்னியன் படத்தில் அன்னிங்கில் அம்பியோடைய பைக் வந்து ரிப்பேர் ஆகிடும் அந்த பைக் ரிப்பேர் சீன் பார்த்தீங்களா பாரிசானுக்கு நடந்தது அப்போவே அன்னியன் படத்தில் வந்திருக்குலாம் அவர் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு அந்த தமிழ் சிந்தனையாளர் பேரவை பாண்டியன் அவர்கள் பார்த்தீங்க இலுமினாட்டி சதியை இங்கே நடக்கிறத அப்போவே கெஸ் பண்ணி அன்னியனில் பண்ணியிருக்காங்க அப்போ எல்லாமே பிளான் பண்ணி தான் நடக்குது அப்படின்னு ஒரு கதையை சொல்லியிருந்தாரு அதெல்லாம் நிஜமாவே பயங்கர செம்ம காமெடியாக இருந்தது கேட்கும்போது அவரே பாரிசாலனே சிரிச்சிட்டாரு நமக்கும் செம்ம ஃபன்னாக இருந்தது அதெல்லாம் பார்க்க அப்போ சொல்கிறேன் நான் ஏழாவது படிச்சிருந்தேன்டா அந்த படத்தை எடுக்கும்போது நான் ஏழாவதோ ஆறாவதோ படிச்சிருந்தேன் அதை வச்சு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ற அந்த கருத்தை தெரிவிச்சிருந்தாரு இன்னொன்னு முக்கியமா ரொம்ப சம பண்ணியா நம்ம என்ஜாய் பண்ணது அப்படின்றது பஞ்சவன் பாரிவேந்தன் நண்பன் திரைப்படத்துல விஜயுடைய கதாபாத்திரத்தினுடைய பேரு பஞ்சவன் பாரிவேந்தன் அவரும் இன்ஜினியரிங் படிச்சாரு பாரிசாரனும் இன்ஜினியர்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கண்டுபிடிச்சேன்னு சொல்லி தமிழ் சிந்தனையாளர் பேரவை பாணியில் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு தமிழ்நாட்டுல யானை திருவிழா தெருவுக்கு பத்து இன்ஜினியர் தான் இருப்பான் அப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் வச்சு பாத்தீங்களா இலும் நாட்டி சதியை அப்போவே பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இப்படி பயங்கர பிற்போக்கா பயங்கர மோசமா சம்பந்தம் சம்பந்தம் இல்லாத கருத்தை அதெல்லாம் ஒரு கருத்து கூட கிடையாது சம்பந்தம் சம்பந்தம் இல்லாத ஏதோ ஒன்று பேசி ஒரு யூடியூப்ல தொடர்ச்சியாக போட்டுட்டே இருக்காரு என்ன இதுல முக்கியமான விஷயம் அப்படின்னா பாரிசாலன் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்த ஒரு நபர் தான் இதுல ஃபன்லாம் நம்ம தவிர்த்துட்டு பார்த்தா கூட பாரிசாலன் இதெல்லாம் தான் பண்ணிட்டு இருந்தாரு இப்படி பலரை ஃபியர் மாங்கரிங் செய்யறது இல்லை பல நபர்கள் வந்து அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க இதுல அந்த குறியீடு இருக்கு பிக் பாஸ்ல கண் இருக்குது கமல் வந்து பிக இலுமினாட்டியோட ஏஜென்ட் ரஜினி வந்து இலுமினாட்டியோட ஏஜென்ட் இதை வச்சு ஏதோ பிரச்சனை பண்ண போறாங்க அப்படின்லாம் தொடர்ச்சியாக தமிழ் சமுதாயத்துல பெரும்பான்மையா ஆஃப் லேட் ரீசெண்டா பேசிட்டு இருந்த நபர்ல பாரிசாலன் முக்கியமான நபர் அவருக்கு எதிராக இன்னைக்கு அவர் பேசும்போது தான் அவர் ரியாக்ட் பண்றாரு என்னடா உங்களுக்கு பிரச்சனை ஏன்டா பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க என்னதான்டா பிரச்சனை எல்லாத்தையும் ஏன்டா இப்படி இருந்து ஒரு நீங்களா ஒரு கணக்கு போட்டுட்டீங்க என்கிட்ட வந்து கேள்றா நான் யாருன்னு பாரிசாலன் கேட்டாரு அதே கேள்விதான் நம்ம மீண்டும் பாரிக்க முன்வைக்க விரும்புகிறோம் நீங்க இவ்வளவு நாள் பலருக்கு இந்த கருத்தை தெரிவிச்சிட்டு இருந்தீங்க அப்பெல்லாம் நீங்க கேட்டுட்டு அதெல்லாம் போய் பண்ணீங்களா அது எப்படி இருக்கு அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கா is it in good taste அப்படின்றதுதான் நம்ம முன்னைக்கு வரும்போது அங்கத்துல இருந்தா பரசுராமனை குறிக்கும்னு எந்த மடையண்டா அவங்கிட்ட சொன்னது பாரிசாலன் இப்ப நாடகம் ஆடி கொண்டிருக்கான்னு பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கான் அது ஏன் பிரச்சனைடா மைராண்டி உனக்கு என்ன பிரச்சனை இல்ல ஏன் கல்யாண பத்திரிக்கை எப்படி இருக்கணும் என்ன மாதிரி இருக்கணுங்கிறது ஏன் பிரச்சனை என்னடா பேசிக்கிட்டு இருக்க பைத்தியக்காரா அப்ப இந்த பைத்தியக்காரன் எப்படி டீல் பண்றது இந்த விசச்செடி இன்னொரு பத்து பைத்தியக்காரனை உருவாக்கும் இந்த பத்து பைத்தியக்காரன் இன்னொரு இருபது பைத்தியத்தை உருவாக்குது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்றது ஆல்மோஸ்ட் ஒரே டீம் தான் தமிழ் சிந்தனையாளர் பேரவை அவரை ஃபாலோ பண்ணுறதையும் பாரியை ஃபாலோ பண்ணுற நபர்கள் இரண்டு பேருமே ஒரே டீம் தான் என்னன்னா அவர் எழுப்புகிற கேள்வி எல்லாம் போய் இவர் இவங்க கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டானுங்க பாருங்க உங்களை பத்தி ஐயா அப்படி சொல்றாரு உங்க பின்னாடி இருக்கிற செங்கோல் சேனலுக்கு வந்து லோகோ வந்து கத்தி மாதிரி வச்சிருக்கீங்களே இது வந்து தமிழர்களை கழுவேற்றின அந்த இதுதானே அதை ஏன் நீங்க குறியீடா வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவரை லாக் பண்ணி அவர் அதில் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டார் பயங்கரமா ஏன்டா அவன் இருந்தாலும் ஏதோ பேசுறான் உதறிட்டு இருக்கான் அவன் ஒரு பைத்தியம் அதான் வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க ஏன்டா என்ன சாவடிக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு லிட்டரலா ஒரு ஒன் ஹவர் வாரிசாலன் வந்து கதறிட்டு போற ஒரு வீடியோல அண்ட் ரொம்ப சிரிச்சு இருப்பார் அவர் சொல்ற அந்த கான்செப்ட்லாம் வச்சு சிரிச்சும் இருப்பாரு குறிப்பாக அந்த பஞ்சான் பாரிவேந்தன் அந்த கான்செப்ட் பத்தி பேசும்பொழுது அந்த படத்தையும் இதையும் ஒப்பிட்டு பேசுவார் பஞ்சவன் பாரிவேந்தன் தான் விஜய் அப்போ பாரியோட லைஃப் வந்து முன்னாடியே கேப்சர் பண்ணி ஃபாலோ பண்ணி படத்தெல்லாம் எடுத்திருக்காங்க இலும் நாட்டியோட முன்னாடியே சரி முன்னாடியே பாரி இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க அந்த படத்துல வர வைரஸ் தான் மோடின்னு சொல்லி பிரதமரையும் அதில் இழுத்து இப்படி பயங்கர ஃபன்னியாக பயங்கர காமெடியாக இருக்கும் அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றது தொடர்ச்சியாக ஒரு இல்யூஷனில் அவங்க பார்க்கிற அந்த ஆடியன்ஸை இல்லை தமிழ் தேசியம் அப்படின்னு குடிவழி தமிழ் தேசியம் பேசக்கூடிய நபர்களை இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை டிசோன் பண்ணிடுச்சு ஆல்மோஸ்ட் பாரிசாலான அவங்க இன்னைக்கு சீமானவர்கள் பல்வேறு விஷயங்களை முன்னிறுத்தினாலும் கூட குடிதேஷ் கோமாளிகள் அப்படின்லாம் இவங்களை கலாய்ச்சிட்டு இருப்பாங்க இந்த சாதி வழி தமிழ் தேசியம் பேசுகிற நபர்களை குடிதேஷ் கோமாளிகள் குடிவழி தமிழ் தேசியம்ன்றது சாத்தியப்படாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க கூட வச்சுக்கலாம் ஆனால் நாம் தமிழர் கட்சி டிசோன் பண்ணாலும் பெரிய அளவில் தமிழ் தேசியத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக இதை பார்த்துட்டே தான் இருக்காங்க ஸோ இவ்வளவு சம்மந்த சம்மந்தம் இல்லாத விஷயத்த ரொம்ப இல்யூஷனாக இருக்கக்கூடிய நமக்கு எதிராக ஒரு சதி நடக்குது நம்மளை தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க தமிழர்களை அழிக்கிறது இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு இல்யூஷன்லயே மக்களை வச்சுட்டு இருக்கிற வேலையை தான் தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கேன் சரி தமிழர்கள் இவ்வளோ பிரச்சனை இருக்குது தமிழர்கள் வாழ்க்கையில இவ்வளோ பிரச்சனை பண்ணுறானுங்க அதுக்கு எதிராக என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பினா அப்படிலாம் எதுவுமே கிடையாது சரி இவ்வளோ பிரச்சனை இருக்கே அதுக்கு எதிராக நீ ஏதாவது வந்து ரோட்டில் வந்து போராடு மக்களை வந்து அரசியல் படுத்து மக்களை வந்து அணி திரட்டு அதற்கு எதிராக போராடு நீதிமன்றத்துக்கு போ போலீஸுக்கு போ அப்படிலாம் ஏதாவது பண்ணாங்களான்னு கேட்டால் அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது உட்காந்து வீடியோ போட வேண்டியது இல்லை மக்கள்கிட்ட ஒரு பேர் வாங்குறீங்க ஏற்படுத்தி நிஜமான பிரச்சனை என்ன இங்கே தமிழ்நாட்டில் முக்கியமான அரசியல் என்ன இங்கே யாரை எதிர்க்கணும் யார் முதன்மையான எதிரி யார் வீழ்த்தப்படணும் யார் ஜெயிக்கணும் அப்படின்ற எந்த புரிதலும் இல்லாமல் தொடர்ச்சியாக ஒரு பெரிய செக்டார் ஆஃப் பீப்புளை ஏமாத்திட்டே இருக்கக்கூடிய வேலையை அவங்கள ஒரு இல்யூஷன்லேயே வச்சிருக்கக்கூடிய வேலையை தான் இந்த மாதிரியான நபர்கள் செஞ்சுட்டே இருக்காங்க இதை நிச்சயமாக அரசாங்கம் இதை கவனிச்சே ஆகணும் ஏன்னா அவங்களெல்லாம் இவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க பத்தாயிரம் பேர் பதினஞ்சாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் பேர் அளவில் அவங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்து இதெல்லாம் உண்மையான கூட நம்பிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நபர்களுடைய பின்னணியிலிருந்து பல்வேறு சமூகத்தில் ஏற்பட்ட தாக்கத்தையும் நம்ம பார்த்துருக்கோம் இயற்கை வழியாக பிரசவம் பார்க்குறேன்னு உயிரிழந்த சம்பவம் இது எல்லாமே நம்ம இப்படி கண்ணும் காணாமல் விடுற இப்படிப்பட்ட நபர்கள் சமூகத்தில் இருந்து கொண்டு சமூகத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்க வேலையினுடைய விளைவுன்னு தான் நம்ம நினைக்கிறோம் அந்த தமிழ் சிந்தனையாளர் பேரவை பாண்டியனை நிச்சயமாக அரசாங்கம் கவனிக்கணும் அவர் போடுற வீடியோஸ் அவர் போடுற கருத்தெல்லாம் ஒரு செக்டாரை சேர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு அவர் யாருன்றதை நிச்சயமாக ஐடென்டிஃபை பண்ணி அதில் ஒரு உரிய ஆக்ஷன் எடுக்கணுன்றதையும் இந்த காணொலி வாயிலாக நம்ம ஒரு கோரிக்கையாக முன்வைக்கிறோம் ஏன்னா ஃபுல்லாக அவர் வந்து ரேண்டமாக அப்யூஸ் பண்ணி வச்சிருக்காரு எல்லாரையும் ராமதாஸ் தமிழர் கிடையாது திருமாவளவன் தமிழர் கிடையாது அவர் ரெட்டி இவர் நாயுடு அவர் இப்படி எல்லார பற்றியும் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததை யாரை பற்றினா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க உங்களை பற்றி நான் என்ன வேணா எழுதலாம் என்னை பற்றி யார் வேணா என்ன வேணா எழுதலாம் நான் இப்போ இந்த வீடியோ போட்டது கூட என்னை பற்றி எழுதலாம் இப்படி இஷ்டத்துக்கு கண்ட மினிகி எழுதிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக அதை எழுதி படித்து ஒரு செக்டர் ஆஃப் ஆடியன்ஸை தொடர்ச்சியாக சேர்த்துட்டே இருக்காரு ஒரு ஒரு போதையிலேயே மக்களை வச்சுட்டு இருக்க மாதிரி தான் இப்படி பொய்யான செய்திகளை தெரிவித்து மக்களை ஒரு போதையிலேயே வச்சுட்டு இருந்திருக்காங்க இந்த வீடியோ பார்த்த அப்புறம் போய் பாரிசாரனுடைய வீடியோ தமிழ் சிந்தனையாளர் பேரவை பாண்டியனுடைய வீடியோ உங்களுக்கு எதிராக நடந்த அந்த சண்டை தொடர்பான எல்லா விஷயத்தையும் நீங்கள் நிச்சயமாக போய் பாருங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க ரொம்ப ஃபன்னாக இருக்கும் இந்த இங்கிலீஷ் திரைப்படத்தில் இந்த ஜாம்பி திரைப்படம்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஜாம்பியில் வைரஸ் அதெல்லாம் பரப்பி விடுவாங்க திட்டமிட்டு யாராவது வேணும்னே பரப்பி விடுவாங்க இந்த ஜாம்பி இப்போ எல்லாரையும் கடிச்சு கடிச்சு கடிச்சு வந்து கடைசியாக கடிக்கிறது ஆள் இருக்காது எவன் ஏவி விட்டானோ அவனே வந்து கடிச்சோம் ஜாம்பி எப்படி திரும்ப கடிக்குமோ அந்த மாதிரி ஜாம்பிகள் எல்லாம் சுற்றி இன்னைக்கு பாரிசாலனே கடிச்சிட்டாங்க அதை கதறி தான் அவர் வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு வீடியோ போட்டிருப்பாரு இப்படி குடிவழி தமிழ் தேசியத்தின் வழியாக பாரிசாலன் பரப்பிட்டு இருந்த ஜாம்பிஸ் வந்து இன்னைக்கு அவரையே அட்டாக் பண்ணியிருக்காங்க அவருடைய அடையாளம் அப்படின்றது அவங்க கிளைம் பண்ற ஒன்று தான் நான் யாரா இருக்கேன் நான் என்னவா இருக்கணும் நான் யாரு நான் என்னவா என்ன ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புறேன்றதை அதை நான் தான் முடிவு பண்ணணும் அதை வெளியே இருக்கிற நபர் நீ இப்படிதான் பிறந்த நீ இதுவாக தான் இருக்கணும் நீ இதுதான் அதுலேருந்து நீ பேச அப்படின்னு சொல்ற எந்த விஷயத்தையும் யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது பாரிக்கு வந்து இப்போது அது புரியும்னு நம்ம நினைக்கிறோம் அவர் என்ன சொல்றாருன்றதை பார்ப்போம் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்